பா அசோக்குமார் சத்தியமங்கலம் தலைப்பு இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களா லட்சியங்களா அவையில் வீட்டிற்கும் ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு அற்புதமானது இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களா லட்சியங்களா இன்றைய இளைஞர்களின் சிந்தனையே காசு பணம் துட்டு மணி மணி மணிதானே இதில் எங்கெங்க லட்சியம் படிக்கும்போது இளைஞர்கள் சொல்லுவாங்க நான் நல்லா சாதனை செய்யணும் படித்து பெரிய ஆளாகணும் நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற லட்சியமெல்லாம் இன்றைக்கி லட்சங்களை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு வலிமை மிக்க நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் விவேகானந்தர் இந்த இளைஞர்களை நினைத்துத்தான் ஆனால் இந்த இளைஞர்கள் இன்று நித்யானந்தேவை நோக்கி அல்லவா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கைலாச நாட்டிற்கு போவதற்கு லட்சியங்களை நோக்கித்தான் இளைஞர்கள் இருந்தார்கள் நீங்கள் சொல்கிற சிந்தனை இருக்கத்தான் செய்யுது அது லட்சத்தில் ஒருவரு கூட இல்லைன்றது தான் இங்கே வேதனை பெரும்பான்மை லட்சங்களை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இதுக்கு காரணம் அவங்க கிடையாது பெற்றோர்கள் தான் நல்லா படி நல்லா சம்பாதிக்கலாம் இங்கு சாதிப்பது என்பதை சம்பாத்தியத்தை தான் அளவிடக்கூடியதாக இருக்கிறது இளைஞர்களை சொல்லி என்ன குறை எழுத்தாளர் பவா செல்லத்துறை அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணத்தை சொன்னால் போதுமானது என்று நினைக்கிறேன் முதல் முதலாக பணியேற்பு செய்து கொண்ட ஒரு ஏஇ கேட்டாங்களாம் எங்களுக்கு நீங்களே வாங்கி கொடுத்துருவீங்களா இல்லை நாங்கள் கேட்டு வாங்கணுமா அதுதானே இந்த இளைஞர்களுடைய நோக்கமாக இருக்கிறது இன்று அப்துல் கலாமாக மாற வேண்டும் என்று இளைஞர்கள் ஆசைப்படுவதை விட அணில் அம்பானியாக மாறுவதற்குத்தான் இளைஞர்கள் அதிகம் ஆசைப்படுவார்கள் ஆசைப்படுகிறார்கள் அதுக்கு காரணம் சமூகமும் சமூக சூழலும் தான் சிந்தனை லட்சங்களை நோக்கித்தான் சென்று கொண்டே இருக்கிறது யாரும் லட்சியத்தை நோக்கி தன்னை தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லை இன்று இளைஞர்களுக்கெல்லாம் பிடித்தமான ஒரு திருக்குறள் என்னவென்று கூறினால் பொருள் நல்லவரை பொருளாக செய்யும் பொருள் நல்லதில்லை பொருள் என்பதாகத்தானே இருக்கும் இன்னைக்கு காசுக்கு தானே எங்கேயுமே மரியாதை நாலு காசு இருந்தால் தானே நாலு பேர் நம்மளை மதிக்கிறான் அப்போ இளைஞருடைய சிந்தனை எதை நோக்கி இருக்கும் லட்சங்களை நோக்கித்தானே இருக்கும் எப்பா நான் நல்லா கவிதை எழுதுகிறேன்ப்பா எனக்கு கவிஞராகிறது தான் ஆசை அப்படின்னு ஒரு இளைஞர் சொன்னால் கேட்கக்கூடிய முத கேள்வி அதில் நல்லா காசு வருமா அப்படின்னு கேட்டால் அவன் சிந்தனை எதை நோக்கி நகரும்